வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம டஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போவது வந்து உங்களுடைய குணம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அவரவருக்கு ஒரு குணம் இருக்கும் இல்லையா சில பேருக்கு ஒரு திறமையே அவர்களின் குணமாக இருக்கும் சில பேருக்கு வந்து பணம் சம்பாதிக்கிற குணமாக இருக்கும் அதாவது அந்த திறமை திறமையின் அடிப்படையில் சில பேருக்கு வரும் சில பேர் வந்து பேச்சின் அடிப்படையில் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒரு குணம் சரிங்களா இப்போ உங்களுடைய குணம் என்னங்க நிறையா பேர் சொல்லுவீங்க மேச ராசி ரிஷப ராசி மிரண ராசி இருக்கு ஒரு தன்மை இருக்குது சரிங்களா அதுதான் குணம்னு சொல்கிறீங்க அது கரெக்டு தான் அது ஒரு குணம் தான் அது வந்து ஒரு ஐம்பது சதவீதம் அதுவும் நீங்கள் எந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் உங்களோட இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ராசி அடிப்பில் ஓரளவு சொல்லலாம் கண்டிப்பாக ஒரு ஐம்பது சதவீதம் நிச்சயமாக புரண்டி வரும் ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு குணம் அது எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்கணத்தையே அடிப்படையாக வைத்துறான் அந்த லக்கினம் லக்கினா அதிபதி நம்ம இன்றைக்கி பேச போகிறது வந்து ரொம்ப ரொம்ப டெப்த்தாக பேச போகிறோம் சரிங்களா அந்த மேல் வந்து மேலோட்டமாக அப்படிங்கிறது பேசுகிறது கிடையாது மேலோட்டமான பலன்கள் கிடையாது இதை நீங்களே ஆராய்ந்து முடிவு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பொதுவாக தனுசு லக்கணம் பொதுவாக மேஷ லக்கணம் பொதுவாக ரிசப் லக்கணம் அதுக்கு ஒரு இருபது நிமிஷம் நாற்பது நிமிஷம் பலன் சொல்கிறது வேறு அறுபது எழுபது எழுபது சதவீதம் சரியாக சில பேருக்கு போடணும் உங்களுடைய குணம் என்னங்க உங்களுடைய குணம் என்ன உங்களுக்கு நீங்கள் தனிப்பட்டு நபர் உங்களுடைய சுயஜாதகத்தில் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் வந்து மிதுன லக்கணம் அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா அப்படின்னா இந்த மிதுன லக்கணத்தின் குணம் உங்களுக்கு இருக்குமா இருக்கும் ஒரு ஐம்பது சதவீதம் சரிங்களா அப்போனா இந்த மிதுன லக்கணத்தின் அதிபதி புதன் இருக்கார் இல்லையா அந்த புதன் எந்த ராசியில் இருக்கார் அப்படின்னு பார்க்கணும் அந்த புதன் வந்து சிம்மத்தில் இருந்தால் அவர்கள் ஆளுமை செய்பவராகவும் எதுவுமே ஒரு அரட்டும் துணி இருக்கும் அந்த சிம்மத்துக்குரிய குணம் எல்லாமே உங்களுக்கு வரும் அதுவே ஒரு புதன் வந்து தனுசுவில் இருந்தால் அந்த பு தனுசு ராசிக்கான குணம் எல்லாம் உங்களுக்கு வரும் அந்த ராசியின் தன்மையை அந்த ராசியின் குணத்தை அதை அப்படியே நீங்கள் உள்வாங்குவீங்க இன்னுமே இன்னுமே ரொம்ப ரொம்ப டெப்த்தாக உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய பாஸ்ட் பர்த் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம இன்னும் டெப்த்தாக நீங்கள் உள்ளார போனோன்னா அந்த லக்கினாதிபதி புதன் இருக்குது இல்லையா அந்த புதன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குன்னு பாருங்கள் உதாரணத்திற்கு இப்போ புதன் வந்து சிம்மத்தில் உட்காந்துருக்கு மிதன லக்கணம் புதன் வந்து சிம்மத்தில் உட்காந்துருக்கு சிம்மத்தில் பூரத்தில் உட்காந்துருக்குன்னு வைங்க பூரம் என்ன நட்சத்திரத்தோட அதிபதிங்க பூரம் வந்து சுக்கரன் சரிங்களா சுக்கரன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் சுக்கரன் வந்து ஐந்தில் ஆட்சியாக இருக்குது துலாத்தில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கேரக்டர் முழுவதுமே துலால் ராசியை சான்று தான் இருக்குங்க அப்படி நான் சுக்கரன் அங்கே ஆட்சியாக இருக்கிற அப்போனா உங்களுக்கு கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்டர்டைன்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஒரு டெக்கரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் ரிஷபத்துக்கு இருக்கிற கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் வேறு துலாத்துக்கு இருக்கிற ஆர்ட்ஸ் வேறு துலாத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு டிசைனிங்கில் போவாங்க ரிஷபத்தில் இருக்கிறத வந்து ஒரு மேக்கப்பு கலை சார்ந்த விஷயம் டெக்கரேஷன் அந்த மாதிரி இதில் போவாங்க சரிங்களா ரிஷபங்கிறத வந்து நீங்கள் மேனுவலாக நீங்கள் உரையிறது இதே துலாங்கிறத வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உரைவீங்களா print out computer print out அதுவுமே டிசைனிங் தான் அந்த மாதிரி இருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த துளா அப்படின்னா ஒரு ராசியின் தன்மைங்கிறத வந்து இவ்வளோ டெப்த்தாக போனாலும் சரியாக கண்டுபிடிக்க முடியும் இன்னுமே நீங்கள் டெப்த்தாக போகணுன்னா அந்த லக்கணம் இருக்கு இல்லையா மிந்தன லக்கணம் லக்கணத்தில் லக்கணம் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது திருவாதிரை திருவாதிரை ராகு அப்படின்னா ராகுங்கிற காம்பினேஷன் உங்களுக்குள்ளார இருக்கும் புதன் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது சுக்கரன் இந்த ராகு சுக்கரன் இதுதாங்க அதாவது வெளியில் கம்ப்யூட்டர் படம் நிறையா பட்டன் இருக்கும் உள்ளார எவ்வளோ சர்க்யூட் என்னெங்க இருக்குது அதே மாதிரி தான் நட்சத்திர சாரம் இந்த சாரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இயக்கிக்கிட்டு இருக்குது இதை வச்சு மிகப்பெரிய பலன்களை நீங்கள் எடுக்கலாம் நீங்களே வந்து அதற்குரிய பலன்களை நீங்களே வந்து சொல்லிக்கலாம் பார்த்துக்க முடியும் நீங்கள் தனுசு ராசிக்கு வந்துட்டு என்ன மாதிரியான குணம் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வரும் நிறைய வீடியோ வரும் ஏதாவது ஒன்று பாருங்கள் அந்த குணம் அப்படியே உங்களுக்கு பொருந்தும் அந்த நட்சத்திர சாரம் மட்டும் நீங்கள் பார்க்கணும் எந்த நட்சத்திர சாரத்தில் எந்த கிரகம் இருக்குது உங்கள் லக்கணாதிபதி அதை மட்டும் பாருங்கள் அதே மாதிரி சந்திரன் சந்திரனுங்கிறது உங்கள் ராசி அப்படின்னா சந்திரன் என்ற நட்சத்திர சாரம் லக்கணம் நின்ற நட்சத்திர சாரம் லக்கினாதிபதி நின்ற நட்சத்திர சாரம் மூன்று கிரகங்கள் வரும் அந்த மூன்று கிரகங்கள் எந்த வீட்டோட தொடர்பு கொள்ளுது மூன்று கிரகம் ஒரே வீட்டோட தொடர்பு கொள்ளுதா இல்லை பல பல வீடு தொடர்புகள் அப்படின்னா அந்த மூணு ராசியுமே பாருங்கள் மூணு ராசியோட கேரக்டரையுமே பாருங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் ஒத்து வரும் அதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நீங்கள் அதிகமாக வந்து பிரயோகிச்சிருப்பீங்க உங்கள் குணமாகவே அதுவே தான் இருந்திருக்கும் அதன் சார்ந்த திறமைகளும் உங்களுக்கு இருந்திருக்குங்கிறது நீங்கள் போக போக புரிஞ்சுக்கலாம் ராசிங்கிறது வந்து நீங்கள் அன்றன்றைக்கு வந்து உங்கள் கேரக்டர் நீங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க லக்கணங்கிறது வந்து உங்கள் பாஸ்ட் பர்த் அந்த கார்மிக் டெப்த்னு சொல்லும் இல்லையா எல்லாமே லக்கணத்தை சார்ந்து தாங்க இருக்குது வேறு ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவோம்